டெஸ்டிங் மற்றும் டிபக்கிங் டியூட்டோரியல் க்கு நல்வரவு கற்கப்போவது போவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஐ புரிந்துகொள்ளுதல் பங்ஷனாலிட்டி க்கு சிம்பிள் பங்ஷன்ஸ் ஐ சோதித்தல் டெஸ்ட் களை ஆட்டோமேட் செய்வது கோடிங் ஸ்டைல் ன் தேவையை புரிந்துகொள்ளுதல் பைத்தோன் கம்யூனிட்டி ஃபாலோ செய்யும் சில ஸ்டாண்டார்ட் களை கற்றல் எரர்ஸ் மற்றும் எக்ஸெப்ஷன்களை களை ஹேண்டில் செய்தல் டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் getting started with functions advanced feature of functions டுடோரியல்களை முடிக்கவும் ஒரு புரோகிராம் ஐ எவல்யூயேட் செய்து அது தேவையான விடைகளை தருகிறதா என சோதித்தலே சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆகும் இரண்டு நம்பர்களின் ஜிசிடி ஐ கணக்கிட சிம்பிள் பங்ஷன் ஒன்றை எழுதுவோம் எடிட்டர் ஐ திறந்து ஸ்லைடில் காட்டும் கோடு ஐ டைப் செய்க file ஐ gcd.py என ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் path ல் சேமிக்கவும் இந்த பங்ஷன் ஐ சோதிக்க வேண்டும் இரண்டு நம்பர் நம்பர்களின் ஜிசிடி ஐ வெற்றிகரமாக தருகிறதா என காண வேண்டும் நமக்கு ஒரு இன்புட் செட் உம் எதிர்பார்க்கும் சரியான ஆட்புட் களும் வேண்டும் நம் டெஸ்ட் கேஸ் 4864 என்றும் ஆ மற்றும் ப் முறையே இருக்கட்டும் இந்த டெஸ்ட் கேஸ் க்கு நாம் ஜிசிடி 16 என அறிவோம் அதுதான் எதிர்பார்க்கும் ஆட்புட் பைல் gcdபை ஐ சோதிக்க கோடு ஐ எழுதலாம் மற்றும் மீதி லைன்ஸ் ஒஃப் கோடு ஐ பைல் க்கு எழுதலாம் அதாவது if underscore underscore name underscore underscore within single quotes underscore underscore main underscore underscore colon result is equal to GCD within brackets 48 comma 64 if result exclamation is equal to 16 colon print within double quotes test failed print within double quotes test passed இப்போது ஸ்கிரிப்ட் ஐ இயக்கி நம் கோடு ஐ டெஸ்ட் செய்யலாம் கோடு ஐ பைல் இருக்கும் முழு பாதையை கொடுத்து சோதிப்போம் டெர்மினலில் டைப் செய்க python GCD dot py output test passed என கிடைக்கிறது அதாவது நம் கோடு சரியானது புதிய செமான்டிக் அறிமுகமாகி உள்ளது அது இரண்டு புதிய பைத்தோன் மேஜிக் பெயர்களை underscore underscore name underscore underscore underscore underscore main underscore underscore ஐ பயன்படுத்துகிறது இது பைத்தோன் இல் வெகு சாதாரணமாக பயன்படும் இடியம் ஒரு பைல் இல் இருக்கும் ஒவ்வொரு பைத்தோன் கோடு உம் இரண்டு வழிகளில் இயக்கப்படலாம் இண்டிபெண்டன்ட் stand அலோன் ஸ்கிரிப்ட் ஆக அல்லது மற்ற பைத்தோன் ஸ்கிரிப்ட்ஸ் அல்லது மாடியூல் களால் இறக்குமதி செய்யப்படும் பைத்தோன் மாடியூல் ஆக if underscore underscore name underscore underscore double equal to underscore underscore main underscore underscore பயன்படுத்தப்படும் போது பைத்தோன் பைல் ஐ stand அலோன் ஸ்கிரிப்ட் ஆக இயக்கினால் இந்த ப்ளாக் இல் உள்ள கோடு முதலில் எக்ஸிக்யூட் ஆகிறது வேறு வழியில் சொல்ல நாம் இந்த பைத்தோன் பைல் ஐ ஒரு stand அலோன் ஸ்கிரிப்ட் ஆக இயக்கினால் புரோகிராம் கன்ட்ரோல் முதலில் ஐஎஃப் ப்ளாக் கோடு இலிருந்து ஆரம்பிக்கும் பின்னர் புரோகிராம் மற்ற பகுதிகளுக்கு அல்லது இங்கேயே உள்ள மாடியூல் களுக்கோ மாற்றப்படும் இது மிக சௌகரியமான பீச்சர் குறிப்பாக நம் மாடியூல் களை தனித்தனியாக சோதிக்க விரும்பினால் ஆனால் ஜிசிடி பங்ஷன் பல இடங்களில் சிதையலாம் அவை அனைத்துக்கும் தனியாக டெஸ்ட் கேஸ் எழுத முடியுமா வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் ஜிசிடி க்கு கோடு உம் அதற்கு டெஸ்ட் களும் எழுதுக இங்கேதான் ஆட்டோமேட்டிங் டெஸ்ட் வருகிறது நிறைய டெஸ்ட்களை செய்து எங்கெல்லாம் நம் கோட் பிரேக் ஆகிறது என பார்க்கலாம் ஜிசிடி பங்ஷன் ஐ ஆட்டோமேட் டெஸ்ட் களுக்கு உட்படுத்தலாம் இதற்கு நாம் டெஸ்ட் கேஸ் களுடன் ஒரு பைல் ஐ எழுதலாம் அவை எல்லாவற்றுக்கும் இந்த பங்ஷன் ஐ கால் செய்யலாம் பைல் ஸ்ட்ரக்சர் இங்கே டேபிள் ஆக காட்டப்படுகிறது பைல் ஸ்ட்ரக்சர் என்னவென்றால் ஸ்பேஸ் ஆல் பிரிக்கப்பட்டு இரண்டு பாராமீட்டர்ஸ் மற்றும் ஆட்புட் ரிசல்ட் எலிமென்ட்ஸ் ஐ ஒரு ஸ்பேஸ் ஆல் பிரித்துவிட்டோம் இந்த கோடு பீஸ் ஐ டெஸ்ட் ஐ ஆட்டோமேட் செய்ய சேர்ப்போம் நாம் இப்போது இந்த கோடு ஐ டெஸ்ட் செய்யலாம் பைல் gcdபை ஐ திறந்து பொருத்தமாக மேற்சொன்ன கோடு ஐ சேர்க்கவும் இப்போது பைத்தோன் gcdபை என அதை இயக்கலாம் நம் கோடு சோதனையில் பாஸ் செய்துவிட்டது என்பதைக் காணலாம் வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும் எல்சிஎம் க்கு கிசீட் க்கு தந்த அதே இன்புட் களுடன் ஆட்டோமேட்டட் டெஸ்ட் எழுதுக கிசீட் க்கு பயன்படுத்திய அதே ஆட்டோமேட்டட் டெஸ்ட் கோடு ஐ சில மாற்றங்களுடன் பயன்படுத்தலாம் டேட்டா வை பைல் lcmtestcasesடிஎக்ஸ்டி இலிருந்து பெறுகிறோம் சொல்யூஷன் உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது இதுவே ப்ராப்ளம் க்கு சொல்யூஷன் இந்த கோடு ஐ gcdபை க்கு செய்தது போலவே டெர்மினல் லில் இயக்கி பாருங்கள் இப்படி எந்த புரோகிராம் க்கும் கணக்கிலடங்காத எண்ணிக்கை டெஸ்ட் கேஸ் இருக்கலாம் பிராக்டிக்கல் ஆக எல்லா டெஸ்ட் கேஸ் களையும் இயக்க முடியாது எனினும் இந்த செட் ஆஃப் டெஸ்ட் கேஸ் களை குறைக்க பல முறைகள் உள்ளன எரர்ஸ் காட்ட அதிக வாய்ப்பு உள்ளதாக தோன்றுவனவற்றை டெஸ்ட் செய்யலாம் டெஸ்டிங் லிருந்து கோடிங் ஸ்டைல் க்கு இப்போது போகலாம் தேவையான வேலையை செய்வது தவிர நல்ல programமின் குணம் ரீடபிலிட்டி கோடு எழுதப்படுவதை விட அதிகமாக படிக்கப்படுகிறது மற்றவர்கள் இதை படித்து கற்கிறார்கள் எக்ஸ்டெண்ட் இம்ப்ரூவ் செய்கிறார்கள் ரீடபிள் கோடு க்கான பாயிண்டர்ஸ் சிலவற்றை டிஸ்கஸ் செய்யலாம் நேமிங் வேரியபிள்ஸ் ஒரு பெயரை இட்டால் அது அதன் பயனை புரிந்து கொள்ளும்படி இருக்கட்டும் ஒரு உதாரணம் amount is equal to 1268 denom is equal to 005 N coins is equal to round within brackets amount slash denom ர் amount is equal to N coins star denom இந்த உதாரணத்தில் கோடு என்ன செய்கிறது என்பதை சுலபமாக புரிகிறது இதை ஏறத்தாழ இங்கிலிஷ் சென்டென்ஸ் ஆகவே கருதலாம் amount 1268 denomination 0.05 number of coins என்பது round off amount by denominations கோடை கொள்ள பொருத்தமான பெயர் மிகவும் உதவுகிறது கோடு எழுதுகையில் நினைவில் வைக்க வேண்டியவை 4 ஸ்பேஸ் இண்டென்டேஷன் லைன் க்கு 79 கேரக்டர்ஸ் மட்டும் ஆனால் readability முதலில் வர வேண்டும் பங்ஷன்ஸ் மற்றும் மெத்தோட்ஸ் இரண்டு பிளாங்க் line களால் பிரிக்கப்பட வேண்டும் இன்லைன் கமெண்ட்ஸ் கூடாது அவை கமெண்ட் செய்யப்படும் லைன் க்கு மேலே இருக்க வேண்டும் பங்ஷன்ஸ் போன்ற குறிப்பிட்ட வேலையை யுனிட்ஸ் ஒஃப் கோடு செய்யுமானால் அதை விளக்க டாக்ஸ்ட்ரிங் ஐ பயன்படுத்துக operatorகளை சுற்றியும் பங்ஸ்டேஷன் க்கு பிறகு வைட் ஸ்பேஸ்கள் இருக்க வேண்டும் வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் பின்வரும் கோடு ல் பொருத்தமாக பெயரிடுக சி ஏ ஸ்லாஷ் ப் சொல்யூஷன் உங்கள் ஸ்கிரீன் இல் உள்ளது நீங்கள் காண்பது போல இது புரோகிராம் ஐ படிக்க மிகவும் உதவும் இப்போது ஹேண்ட்லிங் எரர்ஸ் மற்றும் எக்ஸெப்ஷன் களுக்கு போகலாம் பின்வரும் கோட் துண்டை பார்க்கலாம் ஆகவே டைப் செய்க IPython while true print within double quotes hello world இதை இன்டர்பிரிட்டர் இல் முயற்சி செய்தால் என்ன கிடைக்கிறது இன்டர்பிரிட்டர் ஒரு சின்டாக்ஸ் எர்ரர் உள்ளதாக சொல்கிறது சின்டாக்ஸ் எர்ரர் என்பன நாம் புரோகிராமிங் லாங்குவேஜ் ரூல் களை கடைப்பிடிக்காத போது எழுவன இப்படி எக்ஸ்பிரஷன் ஐ பார்க்கலாம் டைப் செய்க 1 ஸ்லாஷ் 0 இந்த எக்ஸ்பிரஷன் புரோகிராமிங் லாங்குவேஜ் ரூல் கள் படி சரியானாலும் இதற்கு விடை சொல்வது சுலபமல்ல இப்படி பைத்தோன் ஒரு செரோ டிவிஷன் எர்ரர் என்னும் ஒரு எக்ஸெப்ஷன் ஐ திருப்புகிறது எக்ஸெப்ஷன் என்பது புரோகிராமிங் லாங்குவேஜ் சொல்லும் ஸ்பெஷல் வகை தோல்வி ஏன் மற்றும் எப்படி எக்ஸெப்ஷன் களை நாம் புரோகிராம் களில் பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் டைப் செய்க IPython uh raw underscore input within brackets within double quotes enter a number colon பின் ஒரு non நியூமெரிக் இன்புட் ஐ டைப் செய்யலாம் டைப் செய்க num is equal to int uh கவனித்தால் இந்த புரோகிராம் ஐ இயக்கி non நியூமெரிக் இன்புட் ஐ கொடுத்தால் வால்யூ எரர் எக்ஸெப்ஷன் கிடைக்கும் ஆகவே இந்த எக்ஸெப்ஷன் ஐ கேட்ச் செய்து இதை கையாள கோட் எழுதலாம் இதற்கு பைத்தோன் ல் ட்ரை ஆண்ட் எக்ஸெப்ட் கிளாஸ் உள்ளது முந்தைய கோடு ஐ கொஞ்சம் மாற்றலாம் டைப் செய்க uh raw underscore input then Enter a decimal number. Try colon num is equal to int a except colon print within double quotes wrong input இந்த பீஸ் ஆஃப் கோடு ல் பைத்தோன் ட்ரை block இன் உள்ளே இருக்கும் கோடு ஐ இயக்க முயல்கிறது ஆனால் தோல்வியடைந்ததால் எக்ஸெப்ட் block இருக்கும் கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்கிறது நம் கன்வர்ஷன் ஐ இன்டிஜர் கோடு க்கு இயக்குகையில் முந்தைய எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் ஐ சந்தித்தோம் எது அந்த எர்ரர் ஐ உருவாக்கியது என்று கண்டுபிடித்து அதற்கு சொல்யூஷன் ஐ உருவாக்கினோம் இந்த முழு புரோசெஸ் டிபக்கிங் எனப்படும் இந்த படத்தை கண்டு ஒருவர் debugging process ஐ அறியலாம் debugging process இல் error ஐ தருவது எது என்று ஒரு யூகம் செய்தோம் code ஐ மாற்றி அது சரிதானா என டெஸ்ட் செய்தோம் அதன் ரிசல்ட் ஐ ஒட்டி ஊகத்தை மீண்டும் செய்வோம் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒஃப் டிபக்கிங் ஐ பார்க்கலாம் mymodule.py என ஒரு பைல் உருவாக்கி பின்வரும் கோடு ஐ சேர்க்கவும் டைப் செய்து பைல் ஐ உருவாக்கவும் def test colon total 1 plus 1 print spam இந்த கோடு ஐ பைத்தோன் இன்டர்பிரிட்டர் இல் இயக்கி பார்க்கலாம் முதலில் பைல் ஐ இம்போர்ட் செய்ய வேண்டும் டைப் செய்க இம்போர்ட் மைமாடியூல் பின் டைப் செய்க மைமாடியூல் டாட் டெஸ்ட் இன்டர்பிரிட்டர் நமக்கு எர்ரர் ஐ தருகிறது ஏனெனில் ஸ்பாம் ஐ டிஃபைன் செய்யவில்லை ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ல் மோடுலா டெபக் செய்யலாம் மோடுலா டெபக் பின் enter செய்க ஷெல் ப்ராம்ப்ட் இப்போது ஐபிடிபி ஆக மாறிவிட்டது இது ஒரு டெபக்கர் இங்கே நார்மல் இன்டர்பிரிட்டர் ஐப் போல இல்லாமல் நீங்கள் கோடு ப்ளாக் ல் உள்ள பல வேரியபிள் களை அணுகலாம் உதாரணமாக டோட்டல் டைப் செய்க டோட்டல் பின் சோதிக்கவும் நமக்கு சரியான அவுட்புட் கிடைக்கிறது ஐபிடிபி prompt இலிருந்து வெளியேற q ஐ அழுத்தவும் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது நாம் கற்றவை ஒரு பங்ஷன் க்கு சிம்பிள் டெஸ்ட் களை உருவாக்குதல் பிரீடிஃபைண்ட் டெஸ்ட் கேஸ் கள் மூலம் டெஸ்ட் களை ஆட்டோமேட் செய்தல் பைத்தோன் கோடிங் ஸ்டாண்டார்ட்ஸ் ஐ பயன்படுத்துதல் சின்டாக்ஸ் எர்ரர் மற்றும் எக்ஸெப்ஷன்ஸ் இடையே வித்தியாசத்தை புரிந்துகொள்ளுதல் ட்ரை மற்றும் எக்ஸெப்ட் மூலம் எக்ஸெப்ஷன் களை ஹேண்டில் செய்தல் ஐபிதான் இல் பெர்சென்டேஜ் டெபக் ஐ டிபக்கிங் க்கு பயன்படுத்துதல் சில சுய பரிசோதனை கேள்விகள் ஸ்டைல் கைட்லைன்ஸ் படி பைத்தோன் கோடு க்கு புரோப்பர் இண்டென்டேஷன் என்ன 2 space indentation 3 space indentation 4 space indentation no indentation IPython இல் நீங்கள் டெபக்கர் ஐ ஸ்டார்ட் செய்வது எப்படி debug Modula Debug, Modula Debugger, Start Debugger. Standalone வகையில் பைத்தோன் ஸ்கிரிப்ட் களை இயக்க பயன்படும் இடியம் என்ன விடைகள் இதோ 1. ஸ்டைல் கைட்லைன்ஸ் இன் படி பைத்தோன் கோடு க்கு 4 ஸ்பேஸ் இண்டென்டேஷன் தேவை 2. மாடுலா டெபக் என்பதால் டெபக்கர் ஐ ஐபிதான் இல் துவக்கலாம் 3. If underscore underscore name underscore underscore if name within single quotes underscore underscore main underscore underscore colon நன்றி